உங்களுடைய master plan ding ding super star baseball பிளேயரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படியே அவரோட ஆட்டோகிராஃபும் கிடைக்குமா என்ன சொல்ற ஹட்டூரி கெனிச்சி படிச்சுக்கிட்டு போது ஏன் இப்படி பேப்பரை போடுங்கற பெஸ்ட் போட்டோ நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வரும் அப்புறம் அந்த வினருக்கு சூப்பர் சாக்கர் சைன் போட்ட பேஜ் வால உன கிஃப்ட் கிடைக்கும் வாவ் இது ஒரு கோல்டன் சான்ஸ் இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் என்னோட திறமைய பார்த்து இந்த உலகமே அசந்து போகும் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை போட்டோ உன்னால ஏற்க முடியுமா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்திருந்து பாருங்க என் போட்டோவை ஏலத்துல விடுவாங்க அப்பனா கெனச்சி உடனே வா நம்ம ஸ்டேடியத்துக்கு ஓடி போயிடலாம் இங்க நேரத்தை வீணாக்குறதுல பிரயோஜனமே இல்ல வா ஹலோ பசங்களா உங்க டிக்கெட்டை காட்டுங்க இந்த டிக்கெட்டுக்கு நீங்க முன்னால உட்கார முடியாது மேல போய் அதோ அங்க உட்காருங்க என்ன ஹாட்டூர் இவ்வளவு தூரம் மேல வந்து உட்கார சொல்லிட்டாங்களே கெஞ்சி கெஞ்சி சீக்கிரமா ஒரு போட்டோ எடு எடுத்துட்டேன் கிடைச்ச கேமராவோட லென்ஸ் கேப்ப கழட்டாம அப்படியே போட்டோ எடுக்கிற பாரு அட ஆமா ஏ கண்ணுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல அடச்சே நான் எப்படி இந்த தப்பு செஞ்சேன் நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஆ இப்ப போட்டோ எடுக்க என்னச்சி ஓ நோ இப்ப அந்த கொடி வந்து நடுவுல மறைச்சிடுச்சு வேற எதுவும் செய்ய முடியாதா இரு இரு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் ஆட்டோரி இது ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா அப்படிங்கிறியா அப்பனா வேற ஏதாவது யோசனை பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையா எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்ல இப்ப நம்ம முன்னாடி போயே ஆகணும் செக்யூரிட்டி ரொம்ப உஷாரா இருக்காங்க நம்மளால அங்க போக முடியுமா அப்படி இல்ல நல்லா விட்டுட முடியாது நான் என்னோட மாஸ்டர் பீஸ ரெடி பண்ணியே ஆகணும் ஹட்டோரி அப்படின்னா முதல்ல என்ன போ சொல்றேன் அவ்வளவுதானே கெனிச்சி அதேதா உன்னோட நிஞ்சா டெக்னிக்கால என்னால சரியாவே போட்டோ எடுக்க முடியல அதனால நீ தான் எனக்கு ஒரு நல்ல போட்டோவை எடுத்து கொடுக்கணும் சரியா இது தேவையா இல்ல இல்ல சின்ன பசங்க எல்லாம் அந்த வேலையை செய்யக்கூடாது தம்பி ப்ளீஸ் சார் எனக்கு ஒரே ஒரு நாளைக்கு தானே ப்ளீஸ் ஆ சார் நீங்களா இப்போ நம்ம கிட்ட தேவையான அளவு சேல்ஸ் பாய்ஸ் இருக்காங்க சார் சொன்னதை கேட்டீங்கல்ல நிஞ்சா செல்ஃப் டெக்னிக் பயன்படுத்துறேன் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணட்டும் ஆ சார் அது வந்து என்ன வெரி மச் சார் அதான் சார் சொல்லிட்டாருல கிளம்புங்க <laughs> டிங் ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் அப்புறம் சூடான பாஃப் கட்லெட்ஸ் எல்லாமே இருக்கு இங்க நின்னு அப்படியே அருமையான போட்டோ எடுத்துடலான்னு நினைக்கிறேன் எனக்கு நீ ரெடியாரு அவர் ரெடியா இருக்காரு நானும் ரெடியா தான் இருக்கேன் பாரு ஏ தம்பி கோல்ட்ரி சேர்த்துட்டு வாப்பா ஒரு நிமிஷம் சார் இது வந்துடுறேன் அட அருமையான ஷர்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் சே கேமராவை கிளிக் பண்ற நேரத்துல அந்த ஆளு கூப்பிட்டு தொலைச்சிட்டா சுஷிமார் அடக்கா நீ எப்பவும் இப்படித்தான் சொல்லுவேன் டேய் தம்பி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாப்பா இந்தாங்க சார் அவ அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டா நீ ரெடி ஆவு ஏய் தம்பி கூல் எடுத்துட்டு வா ஆ சார் கொஞ்சம் இருங்க அடுத்து தார கேக்கு அடடா சொட்டப்பிட்டியே இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா என்னால மாஸ்டர் பீஸ் போட்டோ எடுக்கவே முடியாது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனா கடைசி நேரத்துல மிஸ் ஆயிடுச்சு அடுத்த முறை கண்டிப்பா எடுப்பேன் ப்ளீஸ் இன்னும் ஒரு தடவை நீ பாஸ் ஆயிரு ப்ளீஸ் பா இங்க பார்க்க எனச்சி ஒவ்வொரு தடவையும் நீ தான் செய்யற உனக்கு இதுதான் கடைசி சான்ஸ் இது லாஸ்ட் சான்ஸ் கண்டிப்பா நான் எடுத்து காட்டுறேன் ஹட்டோரி இப்ப இங்க நின்னு ஒரு நல்ல போட்டோவை எடுத்து காட்டுவேன் இது ஒரு நல்ல சான்ஸ் கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு பொறுமையா இருந்து பார்க்கலாம் இந்த தடவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கிளிக் பண்ணிடு கணிச்சு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாத ரெடி அருமையான ஷாட் நான் அதை கிளிக் பண்ணிட்டேன் நான் நினைச்ச மாதிரி மாஸ்டர் பீஸ் போட்டோவை எடுத்துட்டேன் வா நான் அந்த அழகான ஷாட்டை கேமராவுல கேப்சர் பண்ணிட்டேன் ஆமா இந்த தடவை கெனிச்சு சொன்ன மாதிரி சூப்பரா கிளிக் பண்ணிட்டேன் என்னோட மாஸ்டர் பீஸ் கலெக்ஷன் எல்லாரும் சீக்கிரம் வந்து பாருங்க வாங்க இது எல்லாத்தையும் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல பாக்க நான் விரும்புறேன் பாக்க நியூஸ் பேப்பர் என்னோட அவங்களே வீடு தேடி வந்துட்டாங்க வாங்க சார் சார் நாங்க நியூஸ் பேப்பர் ஏஜென்சில இருந்து வந்திருக்கோம் மாஸ்டர் பீஸ் தானே வந்திருக்கீங்க ஆமா சார் அதேதான் ஓ oh, இதுதான் என்னோட கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச போட்டோ நீங்க எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் பிரமாதம் இது நல்லா ரொம்ப அற்புதமா இருக்கு என்ன ஒரு இல்ல இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் நானும் பாக்குறேன் ஆமா சூப்பரா பிரமாதம் இப்படி ஒரு முன்னாடி பிரமாதம் ரொம்ப பிரமாதம் நீங்க பிடிச்ச இந்த கேட்ச் இருக்க அது ரொம்ப ரொம்ப பிரமாதம் அது வந்து நீங்க தான் எங்களுக்கு தேவை தயவு செஞ்சு நீங்க எங்க டீம்ல சேர்ந்து ரொம்ப பிரமாதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துங்க கிணச்சி இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அவங்களுக்கு சரின்னு சொல்லு கெனிச்சி சொல்லு ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லு கெனிச்சி மணப்பெண் கோலத்தில் யோமிகோ டிங் டிங் இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல இது செய்யறது ரொம்ப கஷ்டம் இது எப்படி இங்க வந்தது இதுவா என்னோட வெட்டிங் ட்ரெஸ் கெனிச்சி அப்ப நீங்க இத போட்டுக்கிட்டு கல்யாணத்தப்ப அழகா இருந்திருப்பீங்களா ஆண்டி எதுக்காக என்ன இவ்ளோ புகழ்றீங்க ஓகே ஓகே நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க எனக்கு இந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் இதை சீக்கிரமா போட்டுக்குவேன் ஆமா இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யுமிகோ இந்த Dress நீ ஏன் போட்டு பார்க்க கூடாது என்னது வாவ் ரொம்ப அழகா இருக்கு நீ இப்ப பாக்குறதுக்கு கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்க யுமிகோ <laughs> சும்மா என்ன கிண்டல் பண்ணாத ஹடரி இந்த Dress போட்டதை நான் நிஜமாவே கல்யாணம் பண்ண மாதிரி ஃபீல் பண்றேன் யுமிகோ நான் உன் பக்கத்துல நின்னு பாக்கட்டுமா உங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு டிங் என்ன சொல்ற நீ அந்த நாலு கண்ண யுமிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறானா ஆமா பாஸ் நான் சொல்றது உண்மைதான் பாஸ் அவ கல்யாண ட்ரெஸ் போட்டு சிரிச்ச முகத்தோட இருக்கா பாஸ் அவன நான் சும்மா விட மாட்டேன் அங்க இருக்கிறத தான் அவ கல்யாண தனிக்கு கட்டிக்க போறாளாக்கியோ ரொம்ப சரியா சொன்னீங்க பாஸ் அந்த யுமிகோவையும் கெனிச்சியும் எப்படி பிரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன் நீ ரெடியாக்கியோ இந்த நேரத்துக்கு யாரா இருக்கும் ஹட்டோர் இங்க இருந்திருந்தா இந்த போன் அட்டன் பண்ணிருப்பான் ஹலோ இந்த பக்கம் கெனிச்சி ஓ யுமிகோவோட அம்மாவா ஹாய் கெனிச்சி யுமிகோவ கொஞ்சம் கூப்பிடுறேன் நான் பேசணும் யுமிகோ உங்க அம்மா போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இது இங்க இருக்கு என்ன விஷயம் அவங்க வந்துட்டாங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்போ நினைச்சாலும் பேச கூப்பிட்டுருவாங்க எங்க அம்மாக்கு என் மேல ரொம்ப பாசம் எனக்கு உன்னை பிடிக்கல கெனச்சி யூமிகோ நில்லு என்கிட்ட பேசாத எனக்கு உன்னை யூமிகோ இன்னைக்கு நல்லதே நடந்தது யுமிகோ வெளிய வா யாரு யாரா இருந்தாலும் வெளியே வந்துரு என்ன விட்டுடுங்க நான் ஒரு அப்பாவி மரியாதை நடந்தது சொல்லு என்ன சொல்ற கியோ நானும் யுமிக்கவும் கல்யாணம் பண்ணிக்க போறதா கெமமாக்கி நினைச்சிட்டு இருக்கானா உண்மையாவா சரியா சொன்னீங்க அவன் ஏதோ தப்பா நினைச்சதுனால ரெண்டு நண்பர்களுக்கு நடுவுல இருக்கிற நட்பு பிரியக்கூடாது ஒரு நிஞ்சாவான நான் தான் இதுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இந்த கேமமாக்கு எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்புக்கு வரன்னு புரியல ஹட்டோரி கவலைப்படாத இந்த தடவை அவன் செஞ்ச தப்புக்கு நிச்சயமா அவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுத்தே தீருவேன் தெரிஞ்சா ஹிப்னாட்டிசம் டெக்னிக் நீ ஒரு மனப்பெண்ணாக மாற போகிறாய் நீ ஒரு மனப்பெண் கல்யாண பெண்ணா மாறறதுக்கு தயாராகிரு நீ ஒரு பொண்ணுங்கறத மறந்துடாத நீ ஒரு மனப்பெண் மாறு மாறு மனப்பெண்ணா மாறு அழகான மனப்பெண் மனப்பெண் டிங் இப்ப நான் கல்யாண பெண்ணா பாருங்களேன் டிங் டிங் பிரச்சனை தான் கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி நடக்கிறத பொறுமையா இருந்து பாருங்க அட என்ன இது யுமிகோவோட கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த சுப நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் நடக்க விட மாட்டேன் இது சிம்பிளா நடக்கிற கல்யாணங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அழைச்சிருக்கோம் கல்யாணம் கார்டன்ல நடக்குது ஆ. மோசமான ஆளை உன்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியுது சொல்லு வயசா உனக்கு யுமிக்கோவை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான் சொன்ன மாதிரியே அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டேன் பாத்தியா யூமிகோ இனிமே இந்த தப்பு நடக்காது ஆமா கெமமாக்கிக்கு இந்த தண்டனை எல்லாம் தீவுதான் ஹட்டோரி அது ஒண்ணும் இல்ல யூமிகோ எனக்கு பசிக்குது அதான் வயித்துல இருந்து சத்தமா வருது டிங் டிங் வாங்க நாம போய் மைனாவை பிடிக்கலாம் டிங் டிங் அட அந்த மைனாவை பாருங்க அழகா இருக்குல்ல உள்ள வாங்க எனக்கு அந்த மைனா பறவை ரொம்ப பிடிச்ச பறவை <laughs> இதோட பேர் என்ன யுமிகோ சரி ஏன் நிக்கிறீங்க உள்ள வாங்க போலாம் என்ன சொன்ன எனக்கு உனக்கு என்ன ஒரு பறவையா இருக்க கூடாதா இச்சிமாரு அவன் வரலன்னா விடு ஷின்சோ நீ உள்ள வா தோஞ்சி போ கொஞ்ச நேரம் உனக்கு நான் சாக்லேட் ரோல் தரேன் அப்படின்னா என்னது ஆஹா எட்ட மாட்டேங்குதே இதோ வந்து இந்த விஷயம் மட்டும் யுமிகோக்கு தெரிஞ்சா ஏதோ கொண்டே போட்டுருவான் எப்பா நீ எங்க இருக்க எங்க இருக்க அதோ இருக்கு என்னது ப்ளீஸ் என் கூட வா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு வரேன் வரேன் சிசுமாரு அவசரப்படாத வரேன் சூப்பர் அத நான் பாத்துட்டேன் அதோ அந்த மரக்கிளையில இருக்கு ஆனா இப்ப அதை எப்படி பிடிக்கிறது ஒழுங்கா பிளான் பண்ணி தான் அதை பிடிக்கணும் ஆ நிஞ்சாவோட ஹேண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணும் நல்ல யோசனை கொடுத்த ding ding ding ding ding ding ding ding ding ding ding good morning good morning ding ding ம்ம் இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குற நான் உன்னை பிடிச்சிடுவேன் ஆ பாட்டு டேய் டேய் டேய் அந்த பறவை நம்மள விட ரொம்ப வேகமா இருக்கு கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு இப்ப வட போச்சே இப்ப இதை விட்டா வேற வழியே கிடையாது டிங் டிங் <laughs> அது என்ன பாட்டு மயங்கிடுமா என்ன நான் சொல்றத கவனமா கேளு சிஷிமாரு பறவைங்க மொழியில அந்த பறவையை நான் கூப்பிடுறேன் அது கிட்ட வரும்போது நீ டக்குன்னு அதை புடிச்சிடணும் என்ன என் பிளான் ஓகேவா கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி பறவை நம்மள கவனிக்குது டிங் டிங் ஓ என்கிட்ட வா நம்ம விளையாடலாம் வா வா வா வந்துருச்சு வா நீயா ஏன் இப்படி பண்ண மரியாதையா சொல்லு ஏய் சும்மா சத்தம் போடாதீங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் யுமிகோவை கூப்பிடுறேன் வேணாம் வேணாம் வேணாம் அப்படி தெரிஞ்சிடாத <laughs> சரி வாக்கியோ நாம போய் அதை புடிச்சிட்டு வரலாம் என்ன அவனுக்கு முன்னாடி நாம அதை பிடிக்கணும் எங்க போச்சு அங்க இருக்கு பேஸ் எங்க இருக்கீங்க சத்தம் போடாம வாங்க பேஸ் நாம இப்ப என்ன பண்றது ஹட்டோரி இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது சிஷிமாரு யுமிகோ கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான் அவளுக்கு தெரிஞ்சா என் மேல ரொம்ப கோவப்படுவா ஒருவேளை சிஷிமாரு யுமிகோ யுமிகோ தெரியாம அவன் தப்பு பண்ணிட்டான் யுமிகோ மன்னிச்சிரு நான் நினைச்சது சரியா போயிடுச்சா மன்னிச்சிடு யுமிகோ மன்னிச்சிடு எங்களை மன்னிச்சிடு தெரியாம தப்பு யுமிகோ <laughs> நீயா ஆமா அவன் பண்ண தப்பால பறந்து போன இந்த மைனாவை நான் தான் புடிச்சிட்டு வந்தேன் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா எப்படி நல்லவன் மாதிரியே நடிக்கிறான் பாரு இந்த கெமமாக்கி எல்லாம் நம்ம நேரம் யுமிகோ நான் தான் உன் மைனாவை புடிச்சிட்டு வந்துட்டேன்ல சரி விடு அவங்கள மன்னிச்சு விட்டுரு இந்தா இத வாங்கிக்கோ புடி யுமிகோ ஆனா இது என் மச்சாயிக்கோ இல்ல அப்புறம் வேற யார் இது இது மைனா இல்ல காக்கா பேஸ் கியோ எனக்கு சம்மந்தம் இல்ல இது என்ன விட கருப்பு இதோ வந்துடுறேன் ஏய் கியோ <laughs> என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான் சிஷிமாரு யூமிகோ கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் சீக்கிரம் வா ஆமா அதுவும் சரிதாகட்டும் மன்னிச்சிடு யூமிகோ மன்னிச்சிடு எங்களை மன்னிச்சிடு தெரியாம தப்பு நடந்து போச்சு மன்னிச்சிடு யூமிகோ என்னையும் மன்னிச்சிடுப்பா மன்னிச்சிடு யூமிகோ தெரியாம தப்பாயிடுச்சு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் யூமிகோ மன்னிச்சிடு நான் போட்டு என்னையும் மன்னிச்சுக்கோ இதுக்கு எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க நான் எப்பவாவது மறந்துட்டேன் வந்ததுல சந்தோஷம் மச்சாய்க்கோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவனுக்கு இது ஒரு பழக்கம் அவ்வளவுதான் இந்த பறவை யூமிகோ பேச்சை கேட்டு திரும்பி வரும்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கவே வேணாம் டிங் டிங்